பிளேன் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து அவர் நடந்து வருவார் அவங்க பக்தி மண்டலத்துக்கு இல்லாட்டி பஸ்ஸில் தான் வருவார் மகாராஜ் கென் யூ சேஞ்சினா no no no I can manage on my home தான் சொல்லுவார் very Maharaj very Austria Austria அவங்க யாருக்கும் எடுத்துட்டு கொடுக்க மாட்டார் ஒரு பக்தர் So, actually we are fortunate to have this association after and all that, he was not able to come. But one thing good about Krishna Maharaj, whenever he comes to Malaysia, to the north, he will make it a point to visit PM Center. He also doesn't forget PM Center and I hope all the devotees who have done service to the PM Center also will always follow Maharaj's example. Always remember your mother center is Bhakti Mandir. Jagannath Baladev Subhadra is a mother center for most of the people in the north. So, Nrsimha Maharaj also can watch for that. so, thank you very much, Maharaj, for coming and inspiring us. So, இன்னைக்கு கிளாஸ் இது முன்னே நம்ம வந்து கீதா ஜெயந்தி கொஞ்ச நாள் முடிஞ்சு கீதா ஜெயந்தி செய்யணும் காத்திருந்தோம் பகவானை வேண்டிட்டு இருந்தோம் யாராச்சும் ஒரு தூய்மையான பக்தர் அனுப்பிச்சு விடுங்க ஸோ Jagannath வந்து we were praying to Jagannath sent a very pious and dedicated devotee to come and <laughs> o- o- officiate our uh, Gita Jayanti. All of a sudden Jagannath choose you Maharaj. Hari Bol! So we are fortunate to Jagannath made the right decision. Jagannath வந்து ஒரு நேர்மையான முடிவு தான் முடிவு. So, okay, I don't talk too much. After they was called <laughs> Bhagavad Gita is there. Actually, we wanted to give to we have about five Namhat under BM, under BM authority. Lah, huh? I think uh, three in uh, Penang, one uh, Radha Jivan in uh, what? Gopal Krishna Namahat, uh, one in uh, Seva Hari in Bukit Gunung, and one more Putri Gunung, Bukit Gunung. And then uh, our going, actually started the teaching program in a uh, rural teaching program in a uh, hundred years old Ramal temple. It's 100 years old Ramal temple. We went there to teach. First we started with I and uh, uh, Vijayan Prabhu. Then after a while, our center, we have no pujaris. So we are back our Goita Prabhu to continue the class about 30, 40, 30 students. Huh? Regularly come there and Goita Prabhu is helping us. Okay, these are these are things I will share, but, oh, but Maharaj, we're very fortunate to have this association. It's very simple, kind hearted. Anything I ask him, he will never say no to me. So okay, now we, the, to- today this topic I suggested to Maharaj is we devotees நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இது அதிகத்துல மாயா ரொம்ப பலமா இருக்கு பக்தியா இருந்தாலும் பக்தரா இருந்தாலும் கூட ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு So how are we going to main- sustain our devotion with all these challenges? Maharaj said it's a good topic. You like to talk on it. so he will give us uh, how are we to overcome various kinds of problems in this general, the ge- material world. The general world, the money பிரச்சனைகள் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு the pandemic in Mayapur, initially I had the plan, we had a, a plan actually, there were 60 devotees coming from mainland China to travel with me in India. And we had everything arranged. We had everywhere booked and plane tickets and everything all purchased. And then the pandemic came and we had to cancel everything. Because initially, of course, the COVID began in China. <laughs> and it began in Wuhan. <laughs> and Wuhan was where many devotees were coming. <laughs> so people heard, oh, we're coming from China, and said, don't come, don't come. Nobody wanted, and then of course, that was because the pandemic was initially in China. But then it spread all over the world, of course. The whole world became infected. And anyway, I was in Mayapur, so I, I just stayed in Mayapur. I was there for nearly three years in Mayapur. So it was good for me to be there in Mayapur, to stay in the Holy Dham, and to be able to associate. But at the same time, with இந்த தொற்று காலத்தில் நாம் முழுமையாக மாயாப்பூரில் இருந்தோம் உண்மையில் அந்த தொற்று ஆரம்பிப்பதற்கு முன்பு சைனாவிலிருந்து அறுபது பக்தர்கள் இந்தியாவிற்கு வந்து நம்மோடு இந்தியா முழுவதும் புனித யாத்திரை நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று விட்டன அந்த நேரத்தில் இந்த தொற்று பரவிவிட்டது அந்த தொற்று பரவியதும் ஊகான் என்ற மாகாணத்தில் உண்மையில் அந்த ஊகான் மாகாணத்தில் தான் பல பக்தர்கள் இருக்கின்றார்கள் இந்த தொற்று ஆரம்பித்தவுடன் அந்த பக்தர்கள் யாரும் இங்கு வர வேண்டாம் என்று தடுக்கப்பட்டது இருப்பினும் சுமார் மூன்று ஆண்டுகள் இந்த தொற்று காலத்தில் நாம் முழுமையாக ஸ்ரீதாம் மாயாபூரில் தங்கியிருந்தோம் அது நமக்கு ஒரு பெரும் பேராக அமைந்தது So being in Mayapur, there were also a lot of difficulties. We had a lot of COVID there. I also got COVID. I had to, I was infected with it for some time. ஸ்ரீராம் அயப்பூரில் கூட பிரச்சனைகள் இருந்தன பலருக்கு கோவிட் தொற்று கண்டது எனக்கும் கூட கோவிட் தொற்று கண்டிருந்தது And then we, we lost some of our very, very dear devotees because of COVID. We lost His Holiness Bhakti Charu Swami Maharaj. And we lost also His Grace Pankajangari Prabhu. In இந்த கோவிட் தொற்றினால் நமது Miga Arumayana, சில பக்தர்களை இழக்க நேரிட்டது முதலாவதாக தவிர்த்திரு பக்தச்சாரு சுவாமி மகாராஜ் இரண்டாவதாக அருள் திரு பங்கஜாகரி பிரபு அவர்கள் So His Holiness Bhakti Charu Swami Maharaj didn't usually come here to Malaysia, did he? He came early days, early days. And, Early days. Yeah. In the 80s. Okay, so he did come in the 80s. If you were around then, in the 80s, you may have met him. But he was a very active preacher. He was a very dear disciple of Srila Prabhupada. He had personal, he personally served Prabhupada in the last year of his life. பக்திசார சுவாமி மகாராஜ் அவர்கள் மலேசியாவிற்கு தற்சமயம் அவர் நல்ல ஒரு ஊக்கமிக்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர் சில புரோபாதரின் அந்திம காலங்களில் அவரோடு இருந்து அவருக்கு சேவை செய்த அருமையான பக்தர் அவர் So he got, somehow he got infected with the COVID and he left his body also in USA. Later on, by the grace of the Indian government, they were able to bring his divine body back from USA And they made a very nice samadhi for him in Mayapur. ஐக்கிய அமெரிக்காவில் பக்திசாரு சுவாமி மகாராஜ் அவர்களுக்கு தொற்று கண்டது அங்கேயே அவர் தன் உடலை விட்டு நீங்க வேண்டி இருந்தது எனினும் இந்திய அரசாங்கத்தின் கருணையினால் அவருடைய புனித உடல் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டு சிறிதாமாய பொருள் அவருக்கு சிறப்பான சமாதி சமர்ப்பணம் செய்யப்பட்டது And then Pankajangari Prabhu, there are two twin brothers, Janani Vas Prabhu and Pankajangari Prabhu, two twin brothers. They're from the UK. Jai Jagannath Baladev Subhadra. They're both, they're from the UK, they're twins, and uh, they've been serving in Mayapur for 50 years. And for 50 years, they've been serving in the deity department. அதே போல இரட்டை சகோதரர்களான அருள் திரு சனநிவாஸ் பிரபு பங்கஜாங்கரி பிரபு இவர்கள் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஸ்ரீதா மாயாப்பூருக்கு வந்து அந்த விக்கிரக வழிபாட்டில் ஐம்பது ஆண்டுகளாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் So, Pankajangari Prabhu, he used to serve the Lord Nisringadev deity every morning and Janani Vas would be serving Radha Madhava. Over அருள் திரு ஜனனிவாஸ் பிரபு அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராதமாதவர் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் So, Pankajangari Prabhu, he was very sweet devotee, very pleasant to be with, and he wrote also books. He wrote the book about Lord Jagannath's pastimes at the, at the Jagannath temple in Rajapur, near Mayapur, and also he wrote about Lord Nrsingadev's pastimes, the Nrsingadev deity in Mayapur. பங்கஜாங்கிரி பிரபு மிகவும் இனிமையான பக்தர் ராஜபூரில் இருக்கின்ற ஜெகநாதரை பற்றிய லீலைகளை புத்தகமாக அவர் படித்திருக்கின்றார் அதே போல் சிறிதா மாயாப்பூரில் நரசிம்ம பகவானை பற்றியும் அவர் புத்தகமாக படித்துள்ளார் So to lose such prominent devotees, people who are so much loved and valued there in Mayapur, it was a great loss for all of the devotees. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஸ்ரீதா மாயாப்பூரில் சேவைக்கும் பக்தர்களுக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வாறான சில பக்தர்களை நாம் இந்த காலகட்டத்தில் இழந்தோம் So when great devotees leave the planet, then at that time, all of us are tested because the nature of the material world is like that. This is Mrityu Loka. This is the place of death. And we have to learn to live with these difficulties which come on us. இப்படிப்பட்ட முக்கியமான பக்தர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது நமக்கு ஓர் உணர்வு ஏற்படுகின்றது அதாவது இந்த உலகம் தற்காலிகமானது இது மரண லோகம் நமக்கும் கூட இது தற்காலிகமான இடம்தான் என்ற உணர்வை நாம் பெற வேண்டி உள்ளது We all know that we're not eternal. We all know that we have a material body which is dwindling and dying, and one day we're going to leave this body. But when it happens to other people who are near and dear to us, then it is very painful. நாம் நித்தியமானவர்கள் அல்ல நாம் எல்லாம் தற்காலிகமான உடலில் வசித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு நாம் இங்கிருந்து பிரிந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கு நெருக்கமானவர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஒரு துயரமாகத்தான் இருக்கும் So we have to learn how to deal with these difficulties when they come upon us. The difficulties may be losing someone who is very near and dear to us, or it may simply be difficulties which come due to problems in our daily life. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படும் பொழுது இதை சமாளிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரிவை அதோடு நம்முடைய அன்றாட வாழ்விலும் நமக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன It may be economic problems. Certainly during pandemic crisis, many people were faced with serious economic problems. People lost their jobs, many, many places. They had no money, they had no food, they were in great difficulty. அதில் ஒன்று பொருளாதார பிரச்சனை இந்த கோவிட் தொற்று காலத்தில் பலருக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது பலர் தங்களுடைய வேலையை இழந்துள்ளனர் உணவு வசதிகள் இன்றி பலர் அவதிப்பட்டது நமக்கு தெரியும் The difficulties can come with problems with our own physical health. And certainly when there's a pandemic, then everyone's health is threatened. But even without pandemic, there's always a danger of disease and some health problems. உடல் ரீதியாக நமக்கு பல பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்படலாம் உதாரணமாக கோவிட் தொற்று காலத்தில் நமக்கெல்லாம் உடல் நலத்தை பற்றிய பயம் அதிகமாக இருந்தது இந்த தொற்று இல்லாத காலத்திலும் கூட நமது உடல்நிலை பற்றிய கவலை நமக்கு நிச்சயமாக இருக்கின்றது So people may question, is being Krishna conscious, is that going to save me? Is that going to help me? Is it going to solve my economic problems? Is it going to cure my disease? கிருஷ்ண உணர்வு எனது பொருளாதார பிரச்சனையை தீர்க்குமா அல்லது எனது நோயை தீர்த்து விடுமா இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில் எழுவது சகஜம் So we should understand that just because we're devotees, it doesn't mean that we won't get old, it doesn't mean we won't get disease, and it doesn't mean we're not going to die. புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கிருஷ்ண பக்தர் என்பதனால் நமக்கு பொருளாதார பிரச்சனை உடல்நல பிரச்சனை மரணம் என்பதெல்லாம் நமக்கு ஏற்படாது என்று சொல்ல முடியாது But then by becoming Krishna conscious, it will prepare us to meet these difficulties when they come so that we can go on with our life without too much disturbance. ஆனால் ஒரு கிருஷ்ண உணர்வினருக்கு இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தயார் நிலை ஏற்பட்டுவிடும் அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அதை சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கும் A devotee has to learn how to take shelter of Krishna in difficult situations. சிரமமான சூழ்நிலைகளில் கிருஷ்ண பகவானிடம் எப்படி அடைக்கலம் பெறுவது என்ற விஷயத்தை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் There's a relevant verse in the Srimad Bhagavatam, a verse which is often quoted to the devotees. Tatena kampam shamanah punjana evatma kritam vipakam Rigvagvapadirvavidan namaste jiveta yomukti pate sadaya bhak. This is a verse spoken by Lord Brahma in the 10th canto of the Srimad Bhagavatam. And Lord Brahma is praying to Lord Krishna. He's, he's explaining that if a devotee accepts all the difficulties which come on him, but at the same time, he goes on practicing Krishna consciousness. Then Lord Krishna promises to deliver that person to his own ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தர்களுக்காக வழக்கமாக குறிப்பிடப்பட்ட ஒரு பதம் இருக்கின்றது சற்று மகாராஜ் கூறினார்கள் அது பத்தாம் காண்டத்தில் பிரம்மதேவன் பேசுவதாக இருக்கின்றது அதாவது பக்தர்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் பகவானிடம் அடைக்கலம் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த சூழ்நிலையை அவர்களால் சமாளிக்க முடியும் என்று Now we see some devotees, they somehow they're able to have no difficulties, they don't have much problems in their life. They simply go on with their life and they're not too much troubled with health or economic problems or any other problems. And they just simply go on with their devotional service. It may be like that for some people, but it's not like that for everyone. சில பக்தர்கள் வாழ்வில் எல்லாமே சுலபமாக நடைபெறுகின்றது அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனையோ உடல்நல பிரச்சனையோ இருப்பதில்லை அவர்கள் நலமாக கிருஷ்ண உணர்வை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ஆனால் எல்லாருடைய வாழ்வும் அப்படிப்பட்டது அல்ல Some people suffered, they did their suffering in the previous life. Or maybe they're going to do the suffering in the next life. சிலர் தங்களுடைய முந்தைய பிறவியிலும் துன்பப்பட்டிருக்கலாம் மற்றும் சிலர் அடுத்த பிறவியிலும் துன்பப்படலாம் We have to understand the nature of this world is problems. There are going to be problems. We cannot avoid them. இந்த உலகின் தன்மையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது பிரச்சனை வாய்ந்த உலகம் இதை நிச்சயமாக நம்மால் தவிர்க்க முடியாது But what we do have to do, we have to learn to keep our mind Krishna conscious, to keep ourselves situated in devotional service. And that will be our protection from all the miseries. கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று பக்தி தொண்டில் நாம் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்மால் சமாளிக்க முடியும் Just like you may have a problem at work or maybe at home, maybe somehow you get into a big argument, disagreement, quarreling and fighting with somebody at work or at your home, then you, what to do? We have to learn to take shelter of the holy name of Krishna. சில சமயங்களுக்கு சில சமயங்களில் நமது வேலை இடங்களில் வீட்டிலும் கூட நமக்கு சர்ச்சைகள் சச்சரவுகள் ஏற்படலாம் ஆனால் நாம் அந்த புனித நாமத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் It doesn't do us any good to get angry they get all passionate and emotional about things. But what will do us good is to chant the Hare Krishna mantra and to sit and read Srila Prabhupada's book. நமக்கு எந்த நன்மையும் ஏற்பட ஏற்பட போவது கிடையாது நல்ல கவனமாக பகவானின் புனித நாமத்தை ஜெபித்துக் கொண்டு சில புரோபாதர் அவர்களின் புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும் Now you may say, no, I get so emotional, I get so disturbed, I can't do it. I can't just sit and read. I'm so worked up, I'm so angry, I'm so upset. I can't just sit and read. Then you must take your beats, get your beat bag, and go outside, get out of the home, or get out of the office for a while. Just go out and chant the holy name. Take shelter of the holy name of Lord Krishna. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கின்றேன் அதனால் புத்தகங்களை என்னால் வாசிக்க முடியவில்லை என்று ஒருவர் கூறலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஜெபமாலையை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து அல்லது வேலையிடத்திலிருந்து வெளியேறி நாம் அந்த ஜெபமாலையில் பகவானின் புனித நாமத்தை ஜெபிக்க வேண்டும் Just by t- chanting the holy name loudly, not just in trying to chant in your mind, you have to chant aloud. You have to hear. And if others hear you, then that's even better. But you have to chant out loud, and it will have more power, and it will act as a medicine to cure the mind of all the problem and anxiety. இந்த புனித நாமத்தை உறக்க ஜபிக்கும் பொழுது அது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் உறக்க ஜபிக்கும் பொழுது மற்றவர்கள் அதை கேட்டால் அது சால சிறந்தது இது ஓர் மருந்து போல செயல்பட்டு நமது மனதை பக்குவப்படுத்தக்கூடியது And a devotee should understand the difficulties which come on us. We should accept them all as a, as something from Krishna, that Krishna has given me these difficulties just to help me to become Krishna conscious. Just recently, I got some mail I got a mail from a devotee, one of our devotees, and she was a, a lady, a married woman, with a family. She has a daughter, and uh, she's not very old, but she's like mid-40s, and she wrote to me about her health condition. She's suffering from some kind of cancer and she has a very big ulcer. The ulcer is so big, the surgeons couldn't remove it. So they told her they would do some chemotherapy and try to make the ulcer smaller. So this lady is a devotee and she told me that since she's had to undergo this treatment, this medicine, she's taking this treatment she's suffering from this health problem, she said she's become much more serious about her chanting of Hare Krishna and taking shelter of the holy name of Krishna. அண்மையில் நமக்கு ஒரு மாதரிடமிருந்து அஞ்சல் வந்தது அவருக்கு அதிக வயது அல்ல நாற்பது வயதுக்கு மேல் தான் இருக்கும் அவருக்கு கடுமையான புற்றுநோய் கண்டிருப்பதாகவும் அவருடைய அந்த புற்று நோய் புண் மிக பெரிதாக இருந்ததாகவும் அதனால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறி மன்னிக்கவும் அவருக்கு ரசாயன சிகிச்சை கீமோதெராபி வழங்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றனர் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் அவருடைய அவருக்கு அவருடைய ஜபம் மிகவும் கவனமாக நடைபெறுகின்றது அவர் இன்னும் தீவிரமாக பகவானிடம் சரணடைந்து கவனமாக ஜபம் செய்வதாக நமக்கு எழுதியிருந்தார் A devotee of Krishna thinks whatever difficulties I'm going through, actually they could be much worse than what's happening to me. But by the grace of Krishna, the difficulties are being minimized. நமக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நிச்சயமாக இதை விட அதிகமான பிரச்சனை எனக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கிருஷ்ண பகவானின் கருணையினால் இந்த பிரச்சனை மிகவும் குறைவாக இருக்கின்றது என்ற மனப்பாங்கை நாம் கொள்ள வேண்டும் So the devotees are confident of the, the shelter of Lord Krishna and whatever difficulties are facing, they will take that as an opportunity to increase their devotion to Krishna. Just like the Pandavas, the five Pandavas, they suffered a lot. They had to go into exile for 12 years. And they suffered so much difficulty, but it did not reduce their devotion, rather it increased their devotion. பக்தர்கள் கிருஷ்ண பகவானின் அடைக்கலத்தில் மிகவும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர்கள் வனவாசம் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களின் பக்தி சிஞ்சிற்றும் குறையவில்லை Haridas Thakur was beaten in 22 marketplaces, but he, he did not give up the chanting of the holy name. ஹரிதாஸ் ஹரிதாஸ் தாக்கூர் இருபத்தி ரெண்டு சந்தையில் சாட்டையடி கொடுக்கப்பட்டார் அதனால் அவருடைய ஜெபம் சற்றும் குறையவில்லை And similarly, Lord Jesus Christ also had he suffered crucifixion, but he did not have any bad feelings towards the people who were crucifying him. அதே போலவே இயேசுநாதர் மிக கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டார் அதனால் அந்த காரியத்தை செய்தவர்கள் மீது அவருக்கு எந்தவித வருத்தமும் இல்லை For devotees, it's important for us to practice thinking of Krishna. And sometimes these difficulties which come on us, the problems, are like a mercy from Krishna. பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் வரும் பொழுது கிருஷ்ண பகவானை நினைவு கூற வேண்டும் இந்த பிரச்சனைகள் கூட பகவானின் கருணை என்று நாம் கருத வேண்டும் Srila Prabhupada experienced difficulties himself. Prabhupada was doing business, but his business failed and he lost everything. And when he lost everything, then his family members no longer cared for him and they were not very nice in their dealings with him. And Prabhupada understood that now it's time for me to leave home. சில புரோபாதருக்கு கூட பல பிரச்சனைகள் ஏற்பட்டன அவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரம் நொடித்து போனது அவர் எல்லா செல்வங்களையும் இழந்தார் அந்த காலகட்டத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர் மீது அக்கறை கொள்ளவில்லை அவருக்கு ஏற்பட்ட உணர்வு வீட்டை விட்டு வெளியேறுவது இது சரியான நேரம் என்று புரிந்து கொண்டார் Srila Prabhupada remembered the verse from the Srimad Bhagavatam which describes Lord Krishna speaking to Uddhava. He said, when I am very merciful to someone, then I take everything away from them. And in that helpless condition, then they surrender to me. ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ண பகவான் உத்தவ முனிவருக்கு உபதேசம் வழங்குகையில் இந்த பதத்தில் எனக்கு ஒருவர் மீது தனிப்பெரும் கருணை ஏற்பட்டால் அவர்களிடம் இருக்கின்ற செல்வங்கள் அனைத்தையும் நான் பறித்துக் கொள்வேன் செல்வங்களை இழந்து வேறு வழியின்றி அவன் என்னை பற்றிக் கொள்வான் என்று கூறுகின்றார் Are you eager to get Krishna's mercy? உங்களுக்கெல்லாம் கிருஷ்ண பகவானின் கருணையை பெற மிக ஆர்வமாக உள்ளதா Oh, are you eager for Krishna to take everything away from you? கிருஷ்ண பகவான் அனைத்தையும் உங்களிடமிருந்து பறிப்பதற்காக நீங்கள் மிக ஆவலாக உள்ளீர்களா Take away your family, take away your home, take away your car, take away everything. உங்களுடைய குடும்பத்தை உங்களிடமிருந்து பிரிப்பது உங்களுடைய வீட்டை உங்களிடமிருந்து பிரிப்பது உங்களுடைய கார்களை உங்களிடமிருந்து பிரிப்பது That's a blessing. Krishna said this is his mercy when he takes everything away because it helps us to surrender more to him. இவையெல்லாம் ஒருவரிடமிருந்து பிரிப்பதை கிருஷ்ண பகவான் கருணை என்று குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் இதெல்லாம் ஒருவரை அவரிடம் சரணடைவதற்கு வழிவகுக்கும் Of course, sometimes you may be already surrendered. You may be a good devotee. You may be doing good. You may be practicing very nicely. And Krishna may somehow still come and take things away from you. And you will think, Oh, சில சமயங்களில் நாம் ஒரு நல்ல பக்தராக இருந்து கொண்டு இந்த வசதியெல்லாம் நாம் வைத்திருக்கலாம் ஆனால் இந்த வசதிகள் நம்மை விட்டு போகும் பொழுது ஓ நான் ஒரு நல்ல சிறந்த பக்தன் ஏன் பகவான் என்னிடமிருந்து இதெல்லாம் எடுத்து விட்டார் என்று வருத்தப்படுவதும் உண்டு but what we should think we should think that Krishna wants me to surrender more, that I haven't surrendered enough. So Krishna wants me to surrender more. Therefore, he's giving me some difficulties. அந்த நேரத்தில் நாம் கிருஷ்ண பகவானிடம் அதிகமாக சரணடையவில்லை அவர் என்னை மேலும் சரணடைய தூண்டுகின்றார் என்ற மனப்பான்மை கொள்ள வேண்டும் And devotees always remember that whatever difficulties we undergo, they're not eternal. They're all temporary. Just like the winter and the summer is temporary. So the difficulties, the happiness, the distress, all the troubles and whatever we experience, these are all temporary. They're not going, it's not eternal. எப்படியோ இந்த சிரமங்கள் எல்லாம் நிச்சயமாக தற்காலிகமானவை இன்பமும் துன்பமும் என்பது நித்தியமானது அல்ல கோடையும் குளிரும் மாறி மாறி வருவது போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இவையெல்லாம் தற்காலிகமானவை நித்தியமானவை அல்ல But what is eternal is the nature, the soul and its nature. The nature of the soul is eternal, full of knowledge and We want to experience our spiritual nature. And the way to experience that spiritual nature is simply by becoming Krishna conscious. அந்த ஆத்மா என்பது சச்சிதானந்த அதாவது அறிவு அறிவு நித்தியம் ஆனந்தம் மிகுந்தது இந்த நிலையை அடைவதற்கு நாம் நமது கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் So Krishna is offering everyone this opportunity. He's giving all of us this chance to become Krishna conscious. Chaitanya Mahaprabhu came to deliver Krishna consciousness to everyone without any consideration, even the animals. கிருஷ்ண பகவான் இந்த இந்த கிருஷ்ண உணர்வு என்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் தாராளமாக வழங்கியிருக்கின்றார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த கருணையை அனைவருக்கும் எந்த நிபந்தனையும் இன்றி வழங்குவதற்காகவே வந்தார் I was noticing last night at the Panangra Theatre, I saw there was a group of Western young ladies came into the program. Did you see those yeah, ladies? Yeah. You know, yeah. you know I, I was thinking it was so amusing to see them come in. They were Western women. They didn't really know anything about Krishna consciousness. But we were very, devotees were very open and accommodating and they welcomed them in and they also enjoyed themselves. They became happy. I saw them all laughing and smiling. And it was very nice to see that they could adapt and they could come into the association of devotees and feel so much happiness. So, பினாந்து ரத யாத்திரத்தில் நாம் கண்ட காட்சி திடீரென கீர்த்தனத்தில் இணைந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த சூழ்நிலையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பக்தர்களும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பளித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆனந்தமாக ஆடி பாடுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கினார்கள் அந்த காட்சியை கண்டு நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது So sometimes people are surprised when they see our activities that we're having such a good time singing and dancing and beating the drums and, and then just doing so many things where devotees are so happy, people are surprised that, is this a religion? <laughs> சில சமயங்களில் மக்கள் நம்மை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் மிருகங்களை வாசித்துக் கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு மிகவும் ஆனந்தமாக நாம் இருப்பதை பார்த்துவிட்டு இது ஒரு சமயமா சமய இயக்கமா என்ற கேள்வி எல்லாம் எழுப்புகின்றார்கள் We should understand this is the eternal religion. This is the religion of the soul. To be happy, to be joyful. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நித்தியமான சமயம் அதாவது நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிப்பது So you should take part in this program. Be also joyful, be happy, even in the miseries. எந்த துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாமும் இந்த இயக்கத்தில் நம்மை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா problem is mental psychological relationship And then it comes in waves You know. It's not, and then we, do, we are not the selected soul staying in ashram and the house. We can go out and chant and come back. The environment doesn't allow these things to be happen to us. So in reality, most of the devotees are facing this kind of problems. It comes in waves. Today, oh, it should be okay. Tomorrow, the thing comes again. Different type. So many of the devotees are losing confidence. They cannot, uh, they cannot adjust to this kind of challenges. So can you say what, how to overcome these waves of problems? psychologically and mentally? பிரபு கூறினார் கேள்வி பதில் இல்லாமல் நமது நிகழ்ச்சி நிச்சயமாக பூரணமடையாது அதனால் பிரபு ஒரு கேள்வியை வைத்திருக்கின்றார்கள் நாம் இந்த சூழ்நிலையில் ஜபம் செய்து கொண்டு பக்தி சாதனைகள் எல்லாம் புரிகின்றோம் ஆனால் சில சமயத்தில் பிரச்சனைகள் அலை போல் நம்மை தாக்குகின்றன உறவு முறையில் பிரச்சனைகள் மற்ற மற்ற பிரச்சனைகள் நாம் ஜபம் செய்து கொண்டு சாதனை செய்தாலும் பிரச்சனைகள் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்பதுதான் பிறப்பவர்களின் கேள்வி Oh, we have to prepare ourselves, just like when the winter comes, you know, winter's coming, you get winter clothing, you prepare yourself. Rainy season comes, you get your umbrella, you get something, you know, waterproof coat or something. You have to protect yourself. So same way, when the waves come, you have to be ready for it. You have to recognize it. Now it's coming, now the Maya is coming, is hitting. You have to be ready fight. Lord Krishna says in the Bhagavad Gita, stand and fight. So you have to fight Maya. We're, we're training the devotees to fight Maya. Maharaj, it doesn't give notice. Maharaj. Wait. Oh, it's- பிரபுவின் கேள்விக்கு மகாராஜ் அவர்களின் பதில் என்னவென்றால் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு குளிர்காலம் வரும் பொழுது நம் குளிர் ஆடைகளை தயார் செய்து கொள்கின்றோம் மழை வருமும் நாம் குடைகளை ஏற்பாடு செய்து கொள்ளுகின்றோம் மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது அதனை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கிருஷ்ண பகவான் கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார் எழுந்து நின்று போரிடு அர்ஜுனா என்று you said, you're going, oh, okay, some accident happened, we never plan, we come and then. So how are we going to prepare when we don't know what's going to happen? Yeah, you don't know what's going to happen, but yeah. when it happens, I'm, I'm pointing out, you, we have to understand there will be problems. Problems will come. We don't know how they will come or what problem will come, but we have to be ready for it. We have to be ready to chant the holy name. பிரபுடைய தொடர்ந்த கேள்வி என்னவென்றால் நமக்கு பிரச்சனைகள் முன்ன அறிக்கை எச்சரிக்கை கொடுத்து விட்டு வருவதில்லை திடீரென்று தோன்றுகின்றன அதற்கு அதை எப்படி சமாளிப்பது மகாராஜ் அவர்களின் பதில் நாம் இதற்கெல்லாம் எந்நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் பிரச்சனை எந்த ரூபத்திலும் வரலாம் One man said to me, I'm not looking for any trouble. I said, I said, you don't have to look for trouble. They will come and find you anyway. ஒரு நபர் என்னிடம் கூறினார் நான் எந்த பிரச்சனையையும் தேடி செல்வதில்லை என்று அதற்கு நமது பதில் பிரச்சனைகளை நீங்கள் தேடி செல்ல தேவையில்லை அவர் அவை வருவதற்கு தயாராக இருக்கின்றன So we're ready. We've got our jumper bag, we've got our beats, we're ready. We have to practice. And then when the troubles come, then you, it's natural. You take more shelter of the Holy Name. ஜெபமாலையும் ஜெபப்பையையும் தயாராக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் பிரச்சனைகள் வரும் பொழுது சமாளிப்பதற்கு We have the temple. Temple is here, right? You come more to the temple, you come and see the deities, offer prayers to the deities. நமக்கு ஆலயம் இருக்கின்றது அதிகமாக ஆலயத்திற்கு வர வேண்டும் பகவானின் தரிசனம் பெற வேண்டும் Take shelter, maybe you just have a Tulsi at home, worship Tulsi, offer prayers to Tulsi. வீட்டில் துளசி மகாராணி வைத்திருப்போம் அவருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் So we have to pray we have to be ready for these things. These difficulties are definitely going to come. இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக வரப்போகின்றன அவற்றை சமாளிப்பதற்கு நாம் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் sometimes they come we get warning sometimes we don't get warning சில சமயங்களில் முன்னெச்சரிக்கை நமக்கு வரும் சில சமயங்களில் முன்னெச்சரிக்கை இல்லாமலேயே பிரச்சனைகள் தோன்றலாம் But we have to see everything that happens. We have to see it in relation to Krishna. ஆனால் என்னவெல்லாம் நடக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாம் கிருஷ்ண பகவானோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் We say He's the controller. He's the supreme controller. அவர்தான் பரம கட்டுப்பாட்டாளர் So whatever's happened or whatever's happening to us, we don't know why it's happening, but somehow it's happening and we just have to go on and take shelter of Krishna, to chant the name and to think, and to read the books, hear about Krishna, and in this way overcome all the difficulties. நமக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் அவை எதற்காக வருகின்றன என்பதற்கு நமக்கு புரியாமல் போகலாம் ஆனால் நாம் ஜெபம் செய்வதற்கும் கிருஷ்ண பகவானின் பற்றி கேட்பதற்கும் எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும் Huh? You shouldn't lose confidence in the Lord's mercy. Shouldn't lose confidence. Oh. நாம் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. Your confidence comes by chanting Hare Krishna. இந்த நம்பிக்கை எப்படி வரும் என்றால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக When we're in the kirtan, then we have all, we have a lot of confidence. கீர்த்தனையின் போது நமக்கு அதிகமான நம்பிக்கைகள் தன்னம்பிக்கைகள் வருகின்றன. the kirtan, the sankirtan, the chanting of the holy name is a real medicine for all problems. சங்கீர்த்தனம் இந்த புனித நாமத்தை ஜெபிப்பதன் எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்தாகும் So now we have to do our Gita. Gita. மகாராஜ்க்கு என்ன செய்யணும் பெரிய ஹரிபோல் கொடுங்க காது கூட கேட்காது ஹரிபோல் ட்ரை பண்ணுங்க ஹரி ஹரி